பசுமை சூழ்ந்த காமராஜ் காலனி ஒசூர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி நகரத்தின் மையத்தில் பெரிய மைதானமும் போதிய வகுப்பறை கட்டிட வசதிகளுடன் உற்சாகமாக இயங்குகிறது இந்நடுநிலை பள்ளி தனியார் பள்ளியிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் இப்பள்ளியில் சேர்ந்து வருவதும் சிறப்பாக பேசப்படுகிறது ஜேஆர்சி எனும் ஜூனியர் ரெட் கிராஸ் செயல்பாடு இப்பள்ளியின் தனிச்சிறப்புகளில் ஒன்று வணக்கம் என் பெயர் பத்மாவதி மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வருகிறேன் இந்த பள்ளியில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டேன் இப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதலில் தமிழ் தெலுங்கு கன்னடம் உருது நான்கு மொழி பள்ளியாக முதலில் தொடங்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த பள்ளி இரண்டாம் முறையாக நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது தரம் உயர்த்தப்பட்டு தற்போது ஆயிரத்தி நூற்று பத்து மாணவர்களை கொண்டு தமிழ் பள்ளியாக தனியாக செயல்பட்டு வருகின்றது வண்ணமிகு வகுப்பறை ஓவியங்கள் புதிதாய் தொடக்க வகுப்புகளில் சேரும் மாணவர்களின் கண்களை விரியச் செய்கின்றன ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஸ்மார்ட் டிவி கற்றலில் கூடுதல் ஆர்வத்தை ஊட்டுகிறது மாணவர்கள் படைப்பாற்றலை தூண்டும் வகையில் ஓவியம் கைவினை பொருட்கள் தயாரிப்பு மாணவர்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்துவதற்காக இருபத்தைந்து கணினிகளை கொண்ட ஒரு கம்ப்யூட்டர் லேப் உருவாக்கி ஒரே நேரத்தில் இருபத்தைந்து மாணவர்கள் கணினி வழி கல்வி பயில ஏதுவாக வசதி செய்து கொடுத்துள்ளோம் அதே போல் மாணவர்களுடைய அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அவர்களுக்கு தனியாக நடுநிலைப்பள்ளியாக இருந்த போதிலும் தனியாக அறிவியல் ஆய்வுக்கூடம் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் இதில் ஆறு முதல் எட்டு வகுப்பு வரை உள்ள அனைத்து உபகரணங்களும் அனைத்து பரிசோதனைகளுக்குரிய தேவையான பொருட்களும் எங்களுடைய ஆய்வகத்தில் உள்ளது அதை கொண்டு மாணவர்கள் அறிவியலில் சிறப்பாக பயிற்சி பெற்று வருகின்றனர் மேத்ஸ் லேபும் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இதே போல் ஒன்று முதல் எட்டு வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் அந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து பரிசோதனைகளும் உள்ளடக்கிய உபகரணங்கள் அடங்கிய பெட்டி எங்களிடம் உள்ளது ஒரே நேரத்தில் ஆறு குழுக்கள் கணித நூலகத்தில் பயில்வதற்கு வசதியாக ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளோம் மாணவர்கள் இதை சிறப்பாக பயன்படுத்துகின்றார்கள் கணித பாடத்திற்கான மிக பெரிய கணித ஆய்வகத்தை உருவாக்கி பயிற்சி அளிப்பது இப்பள்ளியின் பெருமையாகும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய திறனாய்வுத் தேர்வில் இப்பள்ளியின் பதினைந்து மாணவர்கள் வெற்றி பெற்று அரசின் உதவித்தொகை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அறிவியல் ஆய்வகமும் ஒரு மேனிலை பள்ளியின் தோற்றத்தை தருகின்றது இப்பள்ளி உளவியல் ஆலோசகர்களை கொண்டு மாணவர்களுக்கு செக்ஸுவல் அப்யூஸ்மெண்ட் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களிலிருந்து எப்படி அவர்கள் தப்பித்துக்கொள்வது அதற்கு ஆளாகாமல் இருக்க என்ன வழிமுறைகள் என்பதை பற்றியும் தற்போது வரும் பொது தேர்வுகளை எப்படி எதிர்கொள்வது பயமில்லாமல் அந்த பொது தேர்வை எப்படி அவர்கள் அணுகுவது என்பதை பற்றியும் நாங்கள் மாதந்தோறும் ஆலோசனைகள் வழங்கி வருகின்றோம் வகுப்பறைகள் முழுதும் கற்றல் உபகரணங்களும் வண்ண வரைபடங்களும் வசீகரிக்கின்றன மாற்றுத்திறன் வாய்ந்த சிறப்பு குழந்தைகளும் இப்பள்ளியில் சேர்க்கப்பட்டு உள்ளடங்கிய கல்வி சிறப்புடன் செயல்பாட்டில் உள்ளது விளையாட்டு முறை ஆடல் பாடல் மூலமாக கற்றல் இங்கே இனிதாகிறது மூன்றாயிரம் புத்தகங்களை உள்ளடக்கிய ஈகோ ஃப்ரெண்ட் லைப்ரரியும் இங்கு உள்ளது மாணவர்கள் பீரியட் சிஸ்டமாக வந்து படித்துவிட்டு செல்வார்கள் அதனால் மாணவர்களுடைய வாசிப்பு திறன் மேம்படுவதற்கு இந்த நூலகம் ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டு வருகின்றது மிகப்பெரிய நூலகம் கணினி ஆய்வகம் இப்பள்ளியின் கூடுதல் சிறப்பு பெண் பிள்ளைகளுக்கு கராத்தே வகுப்பு யோகா மேலும் பொம்மலாட்டம் வகுப்புகளை மாணவர்களே கற்றுத் தேர்ந்துள்ளனர் ஒவ்வொன்றும் ஒரு விதம் லலலா லலலா ஐயையோ எல்லாம் மாயமா தப்பி ஓடிடுச்சே ஆசிரியர்களால் நடத்தப்படும் நடன வகுப்பு மாணவர்களின் திறன்களை வெளிக்கொணரும் கலைக்கூடமாகவும் விளங்குகிறது இப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறந்த பள்ளியாக பள்ளிக்கல்வித்துறையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த பள்ளிக்கான கேடயம் வழங்கப்பட்டுள்ளது I am Ankita Sarika Chandru. I am studying in 7th standard. I was studying in a famous private school and since my mother was a government teacher in a government school in this block, and she knew well about this school, she wanted to put me in this school. I am studying in this school from 6th standard. I like this school because there are facilities like computer lab, maths lab, science lab and library. There are also many co-curricular activities. I like my class and my friends. I am proud to study in this school thank you நான் கவி ரோஷினி எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃபிஃப்த் ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் வரையும் நான் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் தமிழ் இங்கிலீஷ் எதுவுமே தெரியாமல் இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே எனக்கு தெரியும் மேக்ஸ் லேப் சயின்ஸ் லேப் எல்லா லேபும் இருக்குது எனக்கு இந்த ஸ்கூலில் படிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி ஆங்கில வழி பள்ளிகளிலிருந்து தேடி வந்து இங்கே எங்கள் பள்ளியில் மாணவர்களை சேர்த்து கொண்டு உள்ளனர் அதனால் படிப்படியாக எங்கள் பள்ளியினுடைய மாணவர்கள் எண்ணிக்கை பதிவு அதிகரித்து கொண்டே வருகின்றது பள்ளி இந்த அளவுக்கு முன்னேற எங்கள் பள்ளியில் பணியாற்றும் இருபத்தி ஆறு ஆசிரியர்களும் எங்கள் மாணவர்களுடைய பெற்றோர்களும் எங்கள் மாணவர்களும் கடுமையாக உழைப்பதனால் மட்டுமே எங்கள் பள்ளி இந்த அளவிற்கு வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றது